வணக்கம் இன்றைக்கி நாங்கள் சில்வர் மைக்ரோ ஃபிப்ரவரி கான்ட்ராக்டில் டூ ஹண்ட்ரட் லாட் செல்லிங் போனோம் செல்லிங் போனது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே டுவெண்ட்டி தௌசண்ட் மேலே நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம் இன்றைக்கி நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி தான் வந்து ட்ரேடிங் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இது போக கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் சில்வர் சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு டவுனில் இறங்குச்சு ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் நாங்கள் அப்சர்வ் பண்ணோம் டவுன் ட்ரெண்ட் காட்டுச்சு எங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் மேலே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து செல்லிங் ட்ரெண்டில் போயிட்டே இருந்துச்சு டாட்டா டாட்டா ஸோ ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக டவுன் ட்ரெண்ட் வந்து காட்டுச்சு அடுத்து ஓப்பனிங் கேண்டில் வந்து பெரிய டவுனில் இறங்குச்சு அதுக்கப்புறம் லோ பிரேக் அவுட் ஆகுதான்னு சொல்லி பார்த்தோம் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து லோ வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் நடந்துச்சு sixty five thousand four hundred ரேஞ்சில் பிரேக் அவுட் நடந்தோன்னே ஓகே இந்த ரேஞ்சில் நம்ம வந்து செல்லிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் லாட்ஸ் வரைக்கும் செல்லிங் போனோம் ஸோ செல்லிங் போன ரேஞ்ச் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் லாட்ஸ் வரைக்கும் போயிருக்கோம் sixty five thousand four sixty range வரைக்கும் செல்லிங் வந்து போயிருந்தோம் செல்லிங் போனது இப்போதைக்கு more than one sixty points கிட்டக்க பார்த்தீங்கன்னா டவுன் சைடு வந்து இறங்குச்சு இட்ஸ் ஆல்மோஸ்ட் கேம் டவுன் எவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா டூ தேர்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு அந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஹெவி வாலட்டைலாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு அதாவது பயங்கர ரெக்கவரியும் கொடுத்து ரேஞ்ச் பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி வரைக்கும் ஏறிச்சு மறுபடியும் வந்து டூ ஃபிஃப்டி வரைக்கும் டவுன் வந்துச்சு இப்போ மறுபடியும் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ நாங்கள் மிடில் பார்க்குறது sixty five thousand three hundred இந்த sixty five thousand three hundred range தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போதைக்கு ஹோல்டு பண்ணியிருக்க ஒரு ரேஞ்சாக வந்து சொல்லூர் மைக்ரோ ஃபிப்ரவரி கான்ட்ராக்டில் இருக்குது ஒன்டே கேண்டில் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் மார்க்கெட் வந்து ஆக்சுவலி கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைம் அப்போ பயங் பயங்கர வாலட்டைல் நல்லா ஏறிட்டு ஒரு பெரியஸாக ஒரு டவுன் வந்துச்சு ஃபைவ் தௌசண்ட் பாயிண்ட் மேலே டவுன் வந்துட்டு மறுபடியும் ரெக்கவரி பண்ணி நடுவில் இருக்குது ஸோ ஒன்டே கேண்டில் படி பார்க்கும்போது இந்த சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சில் தான் வந்து ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு பியூர் பாயிண்ட் மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த ரேஞ்ச் வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரேஞ்சாக வந்து பார்க்கப்படுது நாங்கள் இது அனலைஸ் பண்ணுறது இன்ட்ராடே படி தான் வந்து அனலைஸ் பண்ணோம் ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங் எப்பயுமே வந்து பொஷன் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் வந்து ஆக்சுவலி வெயிட் பண்ண மாட்டோம் ஒரு பொஷன் எடுத்து ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னா அதை வந்து கட் பண்ண தான் வந்து ட்ரை பண்ணுவோம் ஈவன் டென் ஓ கிளாக் வரைக்கும் ஓரளவுக்கு வெயிட் பண்ணுவோம் ஓப்பனிங்லேயே பொஷன் எடுத்தால் அதுக்கப்புறம் கட் பண்ண தான் வந்து மேக்ஸிமம் பார்ப்போம் ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்லேயே என்ட்ரி எடுத்ததுனால மேக்ஸிமம் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பார்க்குறோம் sixty five thousand three hundred range வந்து அடிக்கடி ட்ராவல் ஆகிறனால இந்த ரேஞ்சிலே கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேக் இன்னொரு காரணம் இருக்குது ரீசன் என்னென்னா அங்கிட்ட ஈக்குவிட்டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவியாக வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நியூ ஹை வந்து ஆக்சுவலி நிஃப்டி வந்து போயிருக்கு இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து பயங்கர ஹை தான் twelve thousand nine thirty two ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு அடுத்து ஹை பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் காட்டுச்சு ஓப்பனிங் அது ஒன் செகண்ட் ட்ரேடு தான் ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து டவுன்ஃபால் டவுன்ஃபாலில் பார்த்திங்க அப்படின்னா eight forty eight thirty eight range வரைக்கும் கீழே வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா eight fifty range eight sixty ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து பெரிய கேப் அப் அதை கேப் அப் அப்படியே மேலே போக முடியல ஏன்னா ஹெவியாக செல்லிங் ப்ரெஷர் செல்லிங்லாம் நடந்துட்டு இருக்குன்றனால மார்க்கெட் அங்கேருந்து கொஞ்சம் டவுன் காட்டுது ப்ரீவியஸ் க்ளோஸ் செவன் எயிட்டி தான் அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் மேலே தான் இருக்குது ப்ரீவியஸ் தீபாவளி அதனால் மார்க்கெட் மேலே பாசிட்டிவில் வந்து ஃபினிஷ் ஆச்சு அன்றைக்கும் ஓப்பனிங் கேப் அப்பு டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆச்சு ஸோ இன்றைக்கும் ஓப்பனிங் கேப் அப் மேக்ஸிமம் அந்த ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்கு ரெக்கவரி கொடுக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் சடனாக எதுவும் ஹியூஜ் பையிங் நடந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து ரெக்கவரி வந்து நடக்கும் let's come back to silver இப்போ கொஞ்சம் த்ரீ ஹண்ட்ரட் நோக்கி வந்துருச்சு ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கிட்ட வரனால இப்போயே கவர் பண்ணிடலாம் ப்ராஃபிட்ஸ் ஆக்சுவலி ஒரு ரவுண்ட் ஆஃபாக தேர்ட்டி ஒன் தௌசண்ட் மேலே வந்துருச்சுன்றனால இந்த ரேஞ்சில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் so it's around thirty one thousand so thirty one thousand rupees ப்ராஃபிட்ஸை வந்து நாங்கள் செல்லிங் பண்ண two hundred and twenty five லாட்ஸையும் வந்து கவர் பண்ணி புக் பண்ணுறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் போய்கிட்டு இருக்குது மார்க்கெட் வந்து எப்பயுமே ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து எப்பயும் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா குயிக்காக வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அதே ப்ராஃபிட்ஸ் வரல அப்படின்னாலும் ஒரு ஒன் ஆர் டூ ஆர் மேலே வெயிட் பண்ணக்கூடாது இந்த ரெண்டு பாலிசியும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இது நாங்கள் வந்து எடுத்து ப்ராஃபிட்ஸ் வந்து ரெண்டு டைம் வந்துருச்சு கொஞ்சம் பெருசாக ப்ராஃபிட் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணோம் ஃபார்ட்டி தௌசண்ட் மேலே பட் ஆனால் அது எடுக்க முடியல மார்க்கெட் ஏன்னா ரொம்ப வால்டேல் அதிகமாக இருக்குன்றனால இப்போதைக்கு இந்த ரேஞ்சிலே வர ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் அதாவது இப்போ ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ட்ரி எப்படி இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் பை எப்படி பண்ணலாம் செல் எப்படி பண்ணலான்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க